ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome to Singapore lifestyle இன்னைக்கு வந்து நான் வந்து சண்டே விலாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து லஞ்ச்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ மீன் வச்சு ஒரு மீன் குழம்பு வந்து செய்ய போகிறேன் அரைச்சி விட்ட மீன் குழம்பு இது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து செய்ய போகிறேன் அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வந்து கேரளா ஸ்டைலில் வந்து செய்ய போகிறேன் ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வெந்துட்டுருக்கு இதுவும் இங்கே வந்து ப்ரௌன் ரைஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு ப்ரௌன் ரைஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் கொஞ்சம் வேகிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர்னா ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் பாருங்கள் இது வந்து சங்கரா மீன் மாதிரி இருக்குது பெரிய சைஸ் இது மீன் இது ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து தலை மட்டும் போட்டு மீன் குழம்பு வந்து வைக்க போகிறோம் தலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க இதை வந்து வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அது வந்து ஊறட்டும் அப்புறம் அப்புறம் வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வந்து பசங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் என்ன செய்கிறீங்க ரெண்டு பேரும் ஸ்லைமா ம் கட்டு முன்னோட ஸ்லைம் கட்டு ம் ம் <laughs> சரி இவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அம்மாக்க என்னம்மா இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் புக் ஷெல்ஃப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் புக் ஷெல்ஃப் நல்லா இருக்கா புக் ஷெல்ஃப் வந்து பயங்கரமாக கலைஞ்சு போயிருக்கு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா புக்ஸை எடுக்கிறது வைக்கிறது பேப்பரை போடுறது எல்லா வேலையும் நடக்கும் வீக்கெண்டில் வந்து இப்படி தான் இருக்கும் புக் ஷெல்ஃப் அதனால் நீங்கள் வந்து புக் ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறீங்களா புக் ஷெல்ஃபை வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்களா புக் ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணோம் சரியா ம் க்ளீனாக இல்லைடா ரொம்ப இதுவாக இருக்குது ஆ அம்மா பண்ணணுமா மூவ் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படியே இருக்கட்டும் புக்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைங்க சரியா ரோகி பண்ணுறியா நான் போய் சமைச்சிடுறேன் ஓகே ஓகேவா தவன் ஓகேவா அக்காவுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ண சரியா ஸோ இங்கே பார்த்துக்கோங்க புக் ஷெல்ஃப் எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி மாற்றி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ மீனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் இது வந்து பிளெயின் மிளகாத்தூள் இது அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறேன் சோம்புத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துறேன் சால்ட் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துறேன் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் இதில் வந்து நம்ம ஒரு லெமனோட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து மசாலா மீனில் வந்து நல்லா ஓட்டும் ஒரு ஒரு மீனாக போட்டு மசாலா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு வச்சிடலாம் இப்போ மசாலாலாம் போட்டாச்சு இதை வந்து மூடி போட்டு வச்சிடுறேன் நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து வறுத்துக்கலாம் அது வரைக்கும் வந்து அப்படியே ஊறட்டும் நல்லா ஊறினா தான் வந்து சூப்பராக இருக்கும் மீன் நம்மளுக்கு இப்போ ரைஸ் பாருங்கள் ப்ரௌன் ரைஸும் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் வந்து நான் வடிச்சிடுறேன் ஒயிட் ரைஸும் வந்து வெந்துருச்சு அதையும் வடிச்சிட்டேன் இப்போ இதையும் வடித்து எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் ரைஸ் வந்து வடித்தாச்சு இதையும் வச்சிடறோம் ஓரமாக இப்போ இந்த மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன் திருவி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உள்ள மிளகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடுறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்சோம்ல அதுதான் இது உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அது மாதிரி சேர்த்துக்காங்க இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தோன்னா நல்லா கலர் வரும் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ கேஸில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இதில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அந்த கேரளா டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் முழுசு முழுசாக தான் போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்றேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி கீழி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து இடித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக வந்து இடிச்சிக்க வேண்டாம் இது மாதிரி வந்து ஒன்றும் பாதிமாக வந்து இடிச்சுக்கோங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதில் நான் தக்காளி சேர்த்துட்றேன் சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டுடலாம் சால்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றணும் புளி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ம மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்சிலேயே வந்து நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறதுனால அப்புறம் வந்து திக்காயிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போயே வந்து நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்க ஸ்னீக் அண்ட் லேடர் விளையாடுறீங்களா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தனே முடிச்சிங்களா இல்லையா புக் ஷெல்ஃப் முடிச்சாச்சா சரி பார்த்துட்டு வரேன் இருங்க நீங்கள் விளையாட்டுட்டே இருங்க அங்கே பார்க்கலாம் புக் ஷெல்ஃப் எந்த அளவுக்கு எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்காங்க எப்படி அடுக்கி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் எப்படியோ கலைஞ்சிரும் எடுக்கிறது வைக்கிறது இல்லை தவன் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க நீங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா ம் ஏன் ஹெல்ப் பண்ண வேண்டாம் டயர்டா ஸோ அக்காவே பண்ணிட்டாளா அக்காவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டா பேகெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க நல்லா ஓகே எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக வச்சுட்டாங்க ஸ்னேக் அண்ட் லேடர் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு வந்து சின்ன வயசில் இது விளையாடினது வந்து பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு இவங்க பாருங்கள் இப்போ வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை பேருக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் தவன் உனக்கு பிடிக்குமா பிடிக்குமா சரி விளையாடுங்க மீன் குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சிருக்கும் போய் பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு மீன் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அப்படி வந்து உள்ளே அமுத்தி விட்டுருங்க இப்போ மூடி போட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மீன் நல்லா வேகட்டும் அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துருச்சு ரொம்ப கலரி விட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் குழம்பும் நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ இதில் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக மேலே போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம மீன் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மீனும் வந்து நல்லா ஊறிடுச்சு வறுத்துக்கலாம் பேன் வச்சுருக்கேன் கேஸில் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஒரு மீனாக உள்ளே போட்டுடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம் இதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான்வெஜ்னால் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எப்பயுமே வந்து லஞ்சுக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு இது வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன் கேரட் அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு இதில் ஒரு பூ இதில் வந்து மூணு பூண்டு வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து இது மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும் இதில் மீன் வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் மசாலாலாம் வந்து நல்லா அப்படியே பிடிச்சிருச்சு தனியாகவே வரல பாருங்கள் இந்த சைடும் வேகட்டும் சால்ட் சேர்த்துட்றேன் வெங்காயமும் வந்து லைட்டாக வதங்கிருச்சு இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம சண்டேயில் வந்து என்ன தான் நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இதை வந்து மூடி போட்டு வச்சிடுறேன் வேகட்டும் ஒரு மூடி போட்டு அப்படியே வேகட்டும் இது மீன் பாருங்கள் ரெண்டு சைடாக வந்து நல்லா பொரிச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது இதையும் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன் இப்போ மீன் திருப்பி போட்டுறேன் வேகட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா காயம் வந்து வெந்துடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளோட சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு ரைஸ் வந்து இங்கே இருக்குது ப்ரௌன் ரைஸ் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஒயிட் ரைஸ் இருக்குது அப்புறம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது சூப்பராக அந்த மீன் தலை வச்சு மீன் குழம்பு பண்ணியாச்சு அப்புறம் காய் பொரியல் பண்ணியிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி வந்து பார்த்துருந்தோம் ரோகிணிக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும்னு சொன்னாங்க என்ன ஹேர் கட் ரோகி வேணும் இப்போ வந்து ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூ ஷேப் ஹேர் கட் வந்து பண்ண போகிறேன் ஸ்கூலுக்கு வந்து இவங்க இது மாதிரி தான் ஒரு போனிட்டேல் தான் வந்து போட்டு போவாங்க அப்போ பார்க்க நல்லா இருக்கும் இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் தவறாக போய் உட்காந்துக்கோங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் ஓகே தேங்க்யூ பேபி ஃபஸ்ட்டு நம்ம தலையில் வந்து சுத்தமாக சிக்கெல்லாம் இல்லாமல் சிக்கெல்லாம் எடுத்துடலாம் சுத்தமாக இது மாதிரி சிக்கெல்லாம் எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணிட போகிறோம் தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாரினோம்னா நல்லா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும் முடியலாம் நல்லா வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே வந்து கட் பண்ணிக்கலாம் சென்டரில் இருக்க இந்த முடியை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடு இருக்க முடியை எடுத்துடலாம் இந்த சென்டரில் இருக்கிற இந்த முடியை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு முடியும் ரெண்டு சைடில் இருக்குல்ல இதை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இந்த சைடில் வந்து இங்கே மேலேருந்து அப்படியே கட் பண்ணிட்டு போகணும் இந்த ரெண்டு சைடுமே இந்த ரெண்டு முடியும் இந்த ரெண்டு சைடில் இருந்தும் முடி எடுத்துட்டு இதையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம் கீழே இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப் நம்ம இது மாதிரி பிடிச்சி கட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து அந்த யூ ஷேப் வந்துட்டு பாருங்க ஸோ எப்பவுமே வந்து நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த ரெண்டு சைட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மேலே இருக்க இந்த ரெண்டு முடியும் எடுத்து இங்கே சேர்த்து வச்சு இங்கே கட் பண்ணிடணும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு யூ ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடும் நான் உங்களுக்கு தண்ணி போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கீழே வந்து ஒரு யூ ஷேப் வந்து வந்திருக்கு ஸோ இப்படிதான் வந்திருக்கு ரோகி நல்லா இருக்கா பாரு இப்போ டர்ன் பண்ணி பாரு ஓகேவா ஓகே ஓகே இப்போ ஹேர் கட் வந்து பண்ணியாச்சு ரூமை வந்து க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் தலை வந்து விரிச்சிருந்தா இப்படி தான் இந்த ஷேப்பில் இருக்கும் நம்ம அதுவே வந்து போனிடெயில் போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சைட் போட்டால் எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஒரு நியூ ஷேப்பில் அழகாக வந்திருக்கு சூப்பராக இருக்கு பொண்ணு டைல் போட்டாலும் பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா லேயர் கட் மாதிரி இருக்கு பார்க்கும்போது இப்போ வந்து ஹேர் கட்லாம் வந்து ரோனிக் செஞ்சு முடிச்சாச்சு முடிச்சுட்டு ரூமை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து தோசை மாவு வந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன் இது வந்து அரைஞ்சிட்ருக்கு நான் இப்போ பேசும்போது உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து சரியாக கேட்காத சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் சுண்டல் வந்து செஞ்சுருக்கேன் கருப்பு மூக்கடலை பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் இதை தண்ணி எடுத்துடுறேன்னா ஸோ இந்த சாப்பரில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பசங்களுக்கு வந்து நான் போட்டு கொடுத்துட்றேன் அவங்க வந்து சாப்பிட்டோம் இப்போ பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக இந்த கருப்பு கடலை போட்டுறேன் அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் இந்த கொத்தமல்லி இருக்குல்ல இதையும் போட்டுறேன் நான் வேக வைக்கும் போதே சால்ட் போட்டேன் அதனால் சால்ட் வந்து நான் சேர்த்துக்கல இதுக்கு மேலே லைட்டாக வந்து சாட் மசாலா வந்து லைட்டாக மேலே போட்டுக்கிறேன் பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் பசங்களுக்கு கொடுத்துட்றேன் அக்கா வர சொல்லுங்க